hello friends welcome to find day channel நான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வாழைப்பூ வாடை அவியல் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரி வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடை தோசை செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேங்க இதில் அரை பச்சை அரிசி அரை வழக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க மொத்தம் ஒரு வழக்குக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பச்சரிசியில் மட்டும் கூட செய்யலாம் இதை கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க இப்போ பருப்பு ஊற வச்சுக்கிறேங்க நம்ம எடுத்த உழக்குலேயே வந்து ஒரு உழக்கு வர அளவுக்கு பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதில் பார்த்திங்கன்னா கால் பங்கு துவரம் பருப்பு கால் பங்கு உளுந்து கால் பங்கு பட்டாணி பருப்பு நம்ம வடைக்கு சேர்த்துவோம் இல்லைங்களா அந்த பட்டாணி பருப்பு மிச்சம் கால் பங்கு வந்து பச்சை பயிறு சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க அரிசி வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடை தோசைக்கு அரைச்சிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கேன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வரமிளகா சின்ன சின்னதாக மூணு எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் உங்களோட கார தேவைக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த எடுத்து வச்ச பொருட்களை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி என்கிட்ட வாழைப்பூ இருந்ததுனால நான் வாழைப்பூ போட்டு அரைச்சிக்கிறேங்க அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேங்க வாழைப்பூவில் இருக்கிற நரம்பு தோல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வச்சு இதை வந்து சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் பச்சையாக போட்டோம்னா எப்படியும் அந்த துவர்ப்பு தன்மை தெரியும் இல்லைங்களா அதனால் ஒரு கொதி விட்டுட்டு வடிச்சிட்டு அப்புறம் இந்த பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க வெந்ததுக்கப்புறம் வடிச்சுக்கிறேன் அரிசி ரொம்ப நைஸாக விடக்கூடாதுங்க அரிசி இப்போ ஒரு முக்கால்வாசிக்கு அரைச்சாச்சுங்க இது கூட இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பருப்புலாம் மஞ்சிட்ருக்கு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை வந்து சின்னதாக எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாம் இது கூட அஞ்சாறு கருவேப்பிலத்தலையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொய் நொய்யாக மஞ்சிருக்குங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த டைமில் நாம் இந்த வாழைப்பூ வந்து வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துக்கிறேன் நாம் போட்ட வாழைப்பூ நல்லா மஞ்சிருச்சுங்க அரிசி பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரவை பதத்துக்கு இருக்குது இந்த டைமில் நாம் எடுத்துடலாம் இதுக்கு தே உப்பு சேர்த்துட்டு மாவு நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்துக்கு மாவை ரொம்ப நைஸாக விட்டுற வேணாங்க அதை வந்து பார்த்துக்கணும் பக்கத்துலேருந்தே மாவுலாம் பார்த்து அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு கிரைண்டரில் போட முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூ வடித்த தண்ணியை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடலாங்க இது ரொம்ப நல்லது தான் நம்ம யூட்ரஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது அதனால் அதை கீழே ஊற்றாமல் நம்ம குடிச்சோட அடதோசை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம உப்பு போட்டிருந்தோம் அப்புறம் கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் அந்த தண்ணியும் சேர்த்துருந்தாலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கரண்டி போட்டு அடை தோசை வந்து உடனே ஆட்டி ஊற்றணுன்னு இல்லைங்க நம்ம நைட்டுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா மத்தியானமே அரைச்சி வச்சிட்டோம்னா அது இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்க நம்ம நைட்டு ஊற்றும் போது பார்க்கலாம் இப்போது நம்ம அடை தோசைக்கு அவியல் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த அவியலுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் இது கூட முதல்ல நம்ம க முருங்கைக்காய் கொத்தவரங்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க நாம் சேர்த்த காயெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேங்க இப்போ நல்ல ஒரு வாசனை வருது இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இதை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு சேனைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு எல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு இதுக்கு இந்த கிளாஸில் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க இதை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ காய் வெந்துட்டுருக்க இந்த சமயத்துலங்க நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவிட்டேன் அந்த அரை மூடி தேங்காயில் பாதி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பெரிய பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்தை அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ காய் நல்லா வெந்துருந்ததுங்க இது கூட நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த தேங்காய் இது பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாங்க அவியல் வந்து கிரேவி மாதிரி பதத்துக்கு தாங்க செய்கிறேன் அடைக்கி வேணுங்கிறதுனால இதுக்கு வேணுங்கிற தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்துருக்க தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதோட வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் இங்கே கொதிச்சிட்ருக்க டைமில் நான் தாளிக்கிற பேன் வச்சுட்டேங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை நல்லதுக்கப்புறம் இந்த அவியலில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போது எல்லாமே தேங்காய் காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு கரண்டிக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் தயிர் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ அடை தோசை மாவு ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாங்க மாவு மத்தியானமே அரைச்சி வச்சுட்டதுனால நல்லா பதமாக வந்திருக்குங்க இது கூடவே பொடியாக கட் பண்ணனா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் பாதி தான் எடுத்திருக்கேன் அதை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் கல் சூடாகிடுச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாங்க இந்த அடை தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை ஊற்றும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க நம்ம பட்டாணி பருப்பு சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா பட்டாணி பருப்பு பச்சை பயிறு இதோட வாசனைலாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க நீங்களும் கடலைப்பருப்புக்கு பதிலாக ஒரு தடவை பட்டாணி பருப்பு பச்சை பயிரெலாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் இப்போது நம்மளோட அடை தோசை அவியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்